வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி நைன்த் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா thirty four thousand six twenty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதோட கேண்டில்னுடைய கலரும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும் பையிங் ட்ரெண்டுக்கு க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் ட்ரேட் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ இது மூலிமா நம்ம ஜஸ்ட்டு சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும் நமக்கு பார்க்கும்போதே இப்போ கலர் சேஞ்ச் ஆச்சுனாலே அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பை ட்ரெண்ட் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பை ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றனால நமக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துட்டு அது என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் என்ன செகண்ட் ஆர்ட் என்னென்னு என்னன்னு ரெண்டு க்ரீன் கலர் லைன் போகும் கீழே ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைனாகவும் நமக்கு வந்து போகும் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலர் மாறும் அது என்ட்ரி பாயிண்ட்ஸ் கால்ஸ் எல்லாமே டீட்டெயில் நமக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு thirty four thousand six thirty six point சிக்ஸ்டியில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நமக்கு இதில் வந்திருக்க ஃபஸ்ட் டாரட் எய்ம் பண்ண போகிற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty four thousand seven twenty three so இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க இந்த பை கால் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் thirty four thousand seven thirty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை ரீச் அவுட் ஆயிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆச்சு அதுக்கப்புறம் சடனாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பை கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் இப்படி தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty thirty five thousand put option இன்றைக்கி எக்ஸ்பெரி ஆகுது இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன்றனால செல் கால் வந்து ஷோ பண்ணுது த்ரீ செவன்ட்டியில் செல் கால் வந்துட்டு டூ எயிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு அதே அதுக்கு ப்ரீவியஸ் கால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் வந்து பை கால் வந்து வந்துருந்துச்சு த்ரீ நைன்ட்டி டூவில் பை வந்தது ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் டேரெக்டாகவும் சார்ட் அப்ளை பண்ணலாம் இதில் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் டேரக்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம் ஸோ அது கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸோ டேரக்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர் பேஸ்டு ட்ரேடிங்ஸும் பண்ணலாம் ஃபியூச்சர் பேஸ்ட் ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வர கால்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்து டெய்லி நீங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணணும் இந்த சார்ட்டோடைய டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட்டை பார்த்தீங்க நீங்கள் வந்து கால்ஸ் வந்து எடுத்து அதை வச்சு நீங்களே ஓனாக வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தேங்க்யூ